ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா என் தலைவன் சிங்க வந்துட்டாடா இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா பனிமலை எரிமலையா மாறும்டா இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார் பில்டப் பண்றனும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மளை உடனே உத்து பார்க்கணும் الله الله الله الله الله الله الله الله ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையப்பா Thank you. வண்டிய அமுக்கிட ஆரண ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே birthday oh. to you. Happy birthday oh. to you. Happy birthday oh. to you. Happy birthday day, day to you. அமுக்கு டுமுகள் அமால் டுமால் அமுக்கு டுமுகள் அமால் டுமால் சமூகம் உற போட்டு ஒரு பேட் ரேசர் மோட்டர் கிராஸ்ல பெரிய சாம்பியன் ஜெயிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவான் அவன் சென்டிமெண்ட் ஒரு பைக் வச்சிருக்கான் அதுக்கு அவன் வச்ச பேரு ரேவன் ஏதோ அரக்கனோட உயிர் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி கிளியோட ரக்கையில இருக்குன்னு சொன்ன மாதிரி அவன் உயிரை அந்த ரேவன் பைக் ரோட்ல தான் ஓட்டணும் எவசம் Sky is my road. My speed has no limit.